வணக்கம் நான் ரோஃபினா பேசுறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பேஸ்புக்ல வந்துட்டு இப்போ இந்த இந்தியன் கேம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருந்தோம் பில் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இல்லைன்னா ஃபைவ் எயிட்டிக்கு தான் வருது பட் ஆஸ் செட் இந்த மெசேஜ் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து சிலிண்டர் வந்துச்சு அண்ட் ஹீஸ் அ பர்சன் உங்க பேர் உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன குடுக்கறத கொடுக்கணும் அதெல்லாம் நான் ஒண்ணுமே நீங்க கேட்கல கேட்க வேணாம் உங்க பேர் என்ன சொல்லுங்க நீங்க என்கிட்ட எவ்வளவு ஒரு பில்லு சொன்னீங்க கேட்டேன். என்கிட்ட பில் எவ்வளவு சொன்னீங்க ஐநூத்தி எழுபத்தி நாலு ரூபா சொன்னேன் இதுல இருக்கு நீங்க என்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் அமௌண்ட் டைம் சொல்லும் போது ஐநூத்தி எழுபத்தி நாலு ரூபா தான் சொன்னேன் அவ்வளவுதான் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது ஐநூத்தி எழுபத்தி நாலு ரூபா கொடுத்தா போதும்ல எவ்வளவு உங்க பேர் என்ன போடலாம். உங்க பேர் என்ன அதுக்கு ஏக்கா நீங்க உங்க பேர் என்ன நான் எனக்கு அடுத்த மாசம் சிலிண்டர் சரியா வரலன்னா நான் என்ன பண்ணட்டும் உங்க பேர் என்ன ஆபீஸ்ல போய் போன் உங்க பேர் என்ன உங்க போட்டோ எடுத்திருக்கேன் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க Shri Abirami Indian gas agency உங்க பேரு அப்ப ஒரு வீட்டுக்கு எதுக்கு ஐம்பது ரூபா வாங்குறீங்க ஒரு நாளைக்கு முப்பது சிலிண்டர் எப்படி ஐம்பது ரூபா ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை சிலிண்டர் போடுறீங்க புதுசா வந்தவர் ஐம்பது சிலிண்டர் முப்பது சிலிண்டர் போடுறீங்க ஐம்பது ரூபா கேப்பீங்களா அப்ப ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாங்குவீங்க ஒரு மாசத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கிம்பளம் சம்பளம் எவ்வளவு உங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறாங்களா யாரு கொடுக்குறா மாசம் மூணாயிரம் உங்களுக்கு சம்பளமா ஹைதராபாத்ல நாங்க இருந்தபோது அஞ்சு ரூபாய் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மாடினா பத்து ரூபாய் வாங்கினாங்க அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை கிடையாதுங்க இப்ப வந்துட்டு இங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் வந்து நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு ஐம்பது ரூபாய் வாங்கிட்டாங்க அவர் வந்த உடனே என்ன அறுநூத்தி சில்லற சொன்னாரு எதுக்குங்க ஐநூத்தி சில்லற தானே வருது என்னத்துக்கு அறுநூத்தி சில்லனா இப்ப நான் வந்து ஐநூத்தி எழுபது ரூபா தான் கேட்டேன் அடிச்சு சொல்றாரு உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எனக்கு எனக்கு உங்க பேர் சொல்லுங்க நான் தான் நீங்க இவ்வளவுதான் நீங்க கேட்டீங்கன்றது ஒத்துக்கிட்டீங்க நான் இப்ப நான் எதுவும் பண்ணல உங்களை தப்பு நான் பண்ணல அந்த டெலிவரி பண்ற இடத்துல இருந்து உங்களுக்கு யாராவது எடுத்து தராங்க இல்ல அவங்களும் வந்து அப்படியே பத்து பத்து ரூபாய் பிரிச்சு பிரிச்சு எடுத்து வரீங்களா கிடையாது இல்ல வாங்க உங்க பேர் சொல்லுங்க எடுத்துட்டு வரீங்க இங்க இருந்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபான்றது ரொம்ப ஜாஸ்தி இல்ல பணம்ன்றது எல்லாருமே சம்பாதிச்சு தானே இங்க வாங்கிட்டு வராங்க வாங்க உங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன் நானு இப்ப நீங்க உங்க பேர் சொல்லுங்க கூட நீங்க ரெக்கார்ட் உங்க பேர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போகுது உங்க பேர் நல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு உங்க கம்பெனி பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நாங்க பின்னாடியும் எடுத்துட்டேன் ஃபோன் பண்ணுங்க யார் பண்றீங்களோ பண்ணுங்க இந்த யூனிஃபார்ம் அபிராம் யூனிஃபார்ம் இல்ல நான் வேற ஏஜென்சில எந்த ஏஜென்சி வேற ஏஜென்சி எதுக்கு நீங்க கொண்டு வந்து எனக்கு போடுறீங்க இங்க நின்னு பேசுங்க ஹலோ அண்ணா நிக்க முடியாது பேசுங்க காசு வேண்டாமா காசு வேண்டாம் சொல்லிட்டு போங்க ஹலோ சரி அவங்க வந்து நான் இருபத்தஞ்சு ரூபா தான் கொடுப்பேன் போதுமா அப்படின்னு சொன்னாங்கண்ணா சரி பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துக்கு போய் சிலிண்டர் போட போனா அவரை ஸ்பீக்கர்ல போடுங்க அவரை ஸ்பீக்கர்ல போடுங்க சொன்னா அவங்க வந்து ஏன்பா நீ இவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லக்கா ஏதோ நீங்களா பார்த்து ஏதோ கூடுங்கக்கா அப்படின்னு நான் சொன்னேன் சரிப்பா நான் ரூபா தான் தரேன்ப்பா அப்படின்னாங்க சரி தான் கூடுங்கக்கா அப்படின்னேன் அவங்க வந்து நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது ரூபா வாங்குறீங்களே எல்லா வீட்டில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இப்போ முறை வந்து அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ எடுத்து பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க பேசுறாரு அவர் பேர் என்ன என்னடா என்னடா செய்யுது அது பேர் சொல்றாங்க வீடியோ எடுக்கிறாங்களே நீ உன் பேரை சொல்ற உன் ஏஜென்சி சொல்ற உன் video hello Ganapathi Vel Indian gas agencies இவங்க தான் இந்த ஏஜென்சியோட இது உங்க பேர் நான் ஒரு ஸ்பீக்கரை போடுங்க நான் பேச மாட்டேன் அவர் பேசுறது ரெக்கார்ட் ஆகட்டும் ஸ்பீக்கர் போடுங்க பாத்தீங்களா என்னடா பண்றது இப்ப நான் மீடியால இருக்கேன் என்கிட்ட நீங்க இந்த டபாய்க்கு வேலை எல்லாம் பண்றீங்க அப்படின்னா நான் மன்னிக்கிறேன் ஏன் ஒரு வீட்டுக்கு மன்னிக்கிறேன் அடுத்த மாசம் எனக்கு நான் போன் பண்ண உடனே அது கேஸ் வருமா டிலே பண்ணுவீங்களா டிலே பண்ணுவீங்களா டிலே பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க உங்க ஏஜென்சில இருந்து எனக்கு டிலே ஆச்சு இல்ல இந்த பிளாக்ல யாருக்கிட்டே எக்ஸ்ட்ராவா இல்ல யாருக்கிட்டமே எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா வாங்கினீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்க ஏஜென்சியை நான் மூட வச்சிருவேன் நான் மீடியால இருக்கேன் நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கேன் இது இப்படி பேஸ்புக்ல போட போறேன் உங்க பேரை மட்டும் சொல்லுங்க எனக்கு உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன நீங்க கம்பெனி போட்டு உங்க பேர் என்ன ஐம்பது ரூபா வாங்குனீங்களா நாப்பத்தஞ்சாயிரம் ரூபா தின்னீங்களா மாசம் தின்னீங்கல்ல ஏன் காசு ஏன் காசு ஐம்பது ரூபா எனக்கு என்ன ஓசையில கிடைக்குதா உங்க வீட்டுல இருக்கவங்க ஓசையில கிடைக்குதா சொல்லுங்க யாருக்கு யாருக்கு காசு சும்மா கிடைக்குது